பிரபல தமிழ் சொற்பொழிவாளரும் பொது பட்டிமன்றம் பேச்சாளருமான பாரதி பாஸ்கர் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பாரதி பாஸ்கர் உடல்நிலை மருத்துவமனை நிலை பற்றிய அறிக்கை உடனடியாக தெரியவில்லை பாரதி பாஸ்கரின் உடல்நிலை குறித்து அவரது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொண்டபோது சென்னை சிட்டி வங்கியின் மூத்த துணைத் தலைவராகவும் பிரபல தமிழ் சொற்பொழிவாளரும் பொது பேச்சாளருமான பாரதி பாஸ்கர் திங்கள்கிழமை பிற்பகல் அலுவலக வேலை நேரத்தில் அவர் வாந்தி மற்றும் கடுமையான தலைவலியை உணர்ந்தார் மேலும் இரவில் தாங்க முடியாத தலைவலி ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்து சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டது தலையில் ஒரு வகை மூளை இரத்த கசிவு இருப்பதாக கூறப்படுகிறது செயல்பாடுகள் எதுவும் நடக்கவில்லை எனினும் இரத்தப்போக்கை சரி செய்யும் செயல்முறை இன்று காலை நடந்தது பட்டிமந்திரம் பாரதி பாஸ்கருக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டதால் மயங்க நிலையில் உள்ளார் அப்பல்லோ மருத்துவமனை தரப்பிலிருந்து பாரதி பாஸ்கரின் நிலை குறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது